கர்த்தன் என்னே சூவை கல்வாரியில் ரத்தம் சிந்திய காட்சியினை எத்தன் என் கண்கள் கண்டதாகும் சித்தம் செய்ய தந்தே cantando நீர் செய்த நன்மைகள் அத்தனைக்கும் என்னத்தை நான் செய்வேன் என்றே இன்பங்கள் பூடே நான் நடந்திடும் இன்பங்கள் பூவை போல் மறைந்திடும் வெள்ளங்கள் அலையாக எழும்பிடேனும் உள்ளத்திலும் நெருங்கிடுதே தந்தே நீதோ நாதா தந்தே நீதோ உன் சேவை செய்ய நான் வந்தே நீதோ தந்தே நீதோ ஆத்தும ஆதாயம் செய்தேடவே ஆவியின் நிறைவேன் தந்தேரல்லோ கஷ்டமு நஷ்டமும் வந்தேடினும் கலப்பையில் கைலை திரும்பேடினே தந்தே நீதோ நாதம் தந்தே நீதோ உம் சேவை செய்ய நான் வந்தே நீதோ